பிஃபோர் ஹி ஸ்டார்ட்ஸ் நம்ம வந்து ஒரு இடத்துல அவருக்கு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து பாராட்டணும் அவரோட சின்சியாரிட்டியா பாராட்டணும் கர்ப்பமா இருக்கிற டைம்ல டியூட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் லேடிக்காக மேடம் எதுக்கு வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கேன் மேடம் பேர் நீங்க விஜய ஜான்சி விஜய ஜான்சி ஐபிஎஸ் ஐபிஎஸ் வேறீங்களா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஐயா இங்க எஸ்ஐ தாங்க போட்டிருக்கீங்க பெண்களுக்கு எங்க அநியாயம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த விஜயசாந்தி சாந்தி ஐபிஎஸ் வருவா ஐயா உங்களுக்கு எனக்கு ஒரு ஒற்றுமை இருக்கீங்க உங்களையும் கையில விளங்கு எனக்கும் கையில விளங்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள போட்டுருவேன் இந்த சார் இந்த கொஞ்சம் அமைதியா இருக்க மேடம் சொல்லுங்க இங்க ஏதோ போட்டோ வந்திருக்காமே அந்த போட்டோ டிவில போடுங்க கொஞ்சம் நான் சொல்லிட்டு என் தலையை ஒட்டின மாதிரி இருக்கு உண்மையிலே மாதிரி இருக்கு உனக்கு கல்யாணம் ஆகலையா சீரியல் பாரதி உனக்கு எனக்கு ஆயிடுச்சு ஆயிடுச்சு கல்யாணம் ஆன பின்னால் எதுக்கு சுத்திட்டு இருக்கேன் பெஸ்டி தோழி என் நண்பி இவங்க யாரு அது என்னுடைய மனைவி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மனைவி தூர மனைவி ஆமா தூரத்து மனைவி கும்மிரும் உன்ன <laughs> நீங்க கேளுங்க அம்மா நல்லா கேளுங்க நீ என்ன அப்ப பிரச்சனை ஐயா நேத்திக்கு நைட் இவங்க தங்கும்போது அந்த பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டாயா எதுக்காக பின்னாடி போற மேடம் ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு மேடம் நான் ஒண்ணு மேடம் இல்ல மேடம் இல்ல மேடம் புடுகுறா வீடியோல பாருங்க எபிசோட்ல ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு இப்படி கையெல்லாம் பிடிச்சு மோதிரமா போட்டுருக்க மேடம் நீ தானே கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணாவே என் விருப்பமே இல்லாம என்ன என்கேஜ்மென்ட் பண்ணிட்டான் ஐயா நான் விருப்பலாம் இல்லாம என்கேஜ்மெண்ட் மட்டும் தான் பண்ணேன் அவன் விருப்பம் என்னென்ன பண்ணா தெரியுமா என்ன இல்ல பார்ப்ப அதெல்லாம் உங்க சொந்த விஷயம் இல்ல சாரி மேடம் மேடம் சீரியல்ல தான் மேடம் நான் இவனை தான் லவ் பண்றேன் மேடம் இது வேல வந்து எர்ஜி பிளேயர் வைத்திரி ஜி பிளேயர்னுமா எழுந்திருக்கிறா இல்லையா மேடம் எதுக்கு நீங்க மேடம் யார் மேடம் என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க <laughs> நீங்க எல்லாம் யாரு சார் ஐயா அந்த பாரதியோட அம்மா அப்பா இருமா நீ யாருமா இங்க என்னமா உனக்கு வேலை <laughs> எங்க எங்க என்ன உனக்கு என்ன வேலை என்ன வேலை உனக்கு சார் அந்த பையன் ஃப்ரெண்ட் சார் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் என்னமா பிரச்சனை உனக்கு என்னமா இங்க வேலை இல்ல சார் நான் இங்க என்ன பார்ட்டி நடக்குது போய் சார்ன்ற மேடம் மேடம் ஐயா பாரதி ஒரு போட்டோ வந்திருக்கு இங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்திருக்கு நீங்க ரெண்டு பெண்களோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கு ரெண்டு பொண்ணுங்க தாயா என் வாழ்க்கையில விளையாடுறாங்க அந்த போட்டோ ஹெட் குவார்டர்ஸ் அந்த போட்டோ போடுங்க அதுல ஆமா கண்ணம்மா என்னம்மா அது என்னம்மா பார்த்தா உனக்கு என்னம்மா தோணுது பிரச்சனை என்னன்னா என் குழந்தை எனக்கு ரெண்டு குழந்தைங்க ஓகே அதுல ஒரே குழந்தை மாதிரி தானமா இருக்க மேடம் தேவையில்லா பேசு மேடம் தேவையில்லா பேசு அந்த பாயிண்ட் மட்டும் பேசுங்க கட் பண்ணிக்கலாம் விடுங்க ஒன்றும் பிரச்சனை எடிட் எனக்கு கதையில படி ரெண்டு குழந்தைங்க ஓகேவா அந்த ரெண்டு குழந்தைங்களுமே வந்து இவரோட குழந்தைங்க தான் அது இவருக்கு தெரியாது சரி இவரு இவரோட குழந்தைய நினைச்சிட்டு இருக்காரு ஆனா எங்க அம்மா இந்த குழந்தைய தத்து இருக்காங்க ஒரே ஒரு நிமிஷம் கேக்குற எனக்கே இவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கு எப்படி சீரியல் பாக்குறீங்க நீங்க உங்களுக்கு கன்ஃபியூஸா இல்லையா மேடம் அந்த பஞ்சாயத்து ஒர்க்கு இருக்கட்டும் மேடம் இத பாருங்க சும்மா பசுமாடை தூக்கிட்டு வர்றது சும்மா தொப்பியை கூட்டு வர்றது புள்ளிமான கொண்டு வந்து முன்னூறு ஜோக்கு பண்றது <laughs> இந்த மாதிரி ஆட்களை மிருகவதை சட்டத்துல அரெஸ்ட் பண்றதுக்கான எல்லாமே இருக்கு இங்க பாரதி யாருக்கு அப்படின்றத கண்ணம்மாவுக்கா வெண்பாவுக்கா அப்படின்றத நம்ம பார்க்க ஐயா என்ன வெண்பாக்கான்னு கேக்குறீங்க வெண்பாவை எனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிட்டாங்க நீ வாய மூடி வெளிய போ <laughs> உங்க பேர் என்ன சொன்னீங்க வைஜெயந்தி ஐபிஎஸ் ஆனா இங்க ஜான்சி ஜி ஜான்சி போட்டு ஏமா இதெல்லாம் முக்கியமா ஓ புருஷன் அவன் கூட போயிருக்கான்னு கண்டுபிடிக்க துப்பு பேரை கண்டுபிடிக்கிறேன் இப்போ வைஜெயந்தி மேம் ரொம்ப சிம்பிள் மேம் இவங்க எல்லாருமே இது ஒரு சிம்பிளான ஒரு ஒரு ஒரு டெஸ்ட் மூலமா முடிச்சிடலாம் ஆன் டாப் ஆஃப் தட் உங்களுக்கு இது தெரிய மாட்டீங்க ma'am can I speak to in English ah yeah can you speak English I can I can English speak English talk English walk English sleeping English who is a gynaecologist you use the dedicated who is a gynecologist? All of gynecologists. All of All of. Gynecologist னா யாருன்னு கேக்குறாங்க. யார்? Gynecologist. Ma'am, do you know something? Bharati is a cardiologist. Cardiologist. Yeah. Bharati cardiologist. I am gynecologist. No, no. I am biologist. ஏய், போங்க லூசுலான் போங்க. இங்க பாரு, நீங்க பண்ணும்போது நாங்க போங்கன்றா நீங்க இப்படி இருந்திருப்பீங்க. எவ்வளவு ப்ராப்பர்ட்டி அங்க வாரியா எவ்வளவு எத்தனை ப்ராப்பர்ட்டி இங்க வாரியா ஏயா எவ்வளவு ஒரு மனுஷன் இங்க வாரியா வாலி இல்ல தண்ணி இங்க வாரு இங்க வாரியா ஐஸ்கிரீம் வச்சு ஒண்ணு ஒரு ஐஸ்கிரீம் இவ்வளவு இந்தாமா அதை பிடிங்கம்மா அதெல்லாம் ஆதாரத்தை நிரூபிக்கணும் இங்க பாரு பசு மாடு மிளகு வதை சட்டத்தில் ஐயோ மாடு செத்துருச்சு இத வச்சு என்ன அவனு குளுக்கோஸ் காமெடி கொனர் காமெடி போடுங்க என்ன போடுவீங்க போடுங்க பாப்போம் இது இது மிஸ் ஆயிடுச்சுங்கயா இது மானு இந்த விவித பூசுன்னா பக்தி மானு அந்த மாதிரி பாரதிய பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் மேடம் செக் பண்றங்க நீங்க என்னமா சொல்றீங்க வெயிட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே 81 எயிட்டி எனக்கு தெரியும் ஏன்னா அடிக்கடி என்னையும் மீட் பண்ண <laughs> இருக்கு போறேன் பாரதி வந்து ரெண்டு என்னோட கணிப்பு படி இவங்க ஒரு அறுபத்தெட்டு கிலோல இருந்து எழுபது கிலோ இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு ஒரு அறுபத்தி ஐம்பத்தி எட்டு பேசக்கூடாது ஐயா இவங்க ஒரு உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன் அவங்கள அந்த பக்கம் வந்து தூக்கி பார்த்து சொல்லுங்க அந்த வெயிட் இங்க இருக்கான்னு பாக்கலாம் நானா ஆ நீங்க தான் அப்புறம் யார் நானா எவ்வளவு வெயிட் ஆறு ஆறு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க இடம் போற மாதிரி ஏய் அஞ்சு புள்ளி ரெண்டு பாரதி பத்தி தப்பா கெஸ் பண்ணாங்க பட் பாரதி கண்ணவாவை பத்தி கரெக்டா சொல்லிருக்காங்க வெல் டன் பாரதி ஃபண்டாஸ்டிக் இப்போ பாரதி வந்து வெண்பாவோட வெயிட் கரெக்டா சொல்றாரா 65 ஃபைவ் டு 68 இங்க பாருங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் தூக்கி பார்த்து சொல்றீங்களா அதேதான் ஒரு அறுபத்தி மூணுல இருந்து எட்டுக்குள்ள கரெக்டா சொல்லணும்னா அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு நல்லா விறகு கடையில வேலை இத பாருங்க பாரதி உண்மையிலே சொல்றேன் பாரதி அவங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் ஆல் த பெஸ்ட் நீங்க வாங்க பத்து மணி பஸ் வந்துருச்சீங்கயா நான் கிளம்புறீங்கயா பசுமான வச்சு பத்தாவது காமெடி பண்ணிருக்காப்ல மேடம் எங்க மாமா எது எது ட்ரீட் பண்ண எனக்கு கால் பண்ணு தேவையில்ல நீ கிளம்புங்க அதே போல எப்படி என் நம்பர் செல் நம்பர் தெரியாம செல் இல்லாம இருப்பீங்க செல்ல பேசுங்க வீரன் தானே ஐயோ டாக்டர் வராரு ஐயோ என்ன என்ன மாமா என்னது மாமா அது இல்ல மாத்திரை தருவாரு சில்லறை தருவாரு இது என்னது மாமா சில்லறை தரமா பேசிக்கிறீங்க மாமே அதாவது நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கொஞ்சம் நாணயத்தோட இருங்க அதுக்காக மதுர வீரன்